பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மலேசியா நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு நான் கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கார் மெக்கானிக்காக இருந்தேன் அப்போ திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது நாம் காலம் முழுக்க இந்த மாதிரி காரு கீழே படுத்துக்கிட்டே வேலை பார்க்கணுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கை ஒரு உயர்வான நிலையில் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனால் இந்த உயர்வான வாழ்க்கையை எப்படி அடைவது அதுக்கு எந்த வேலைக்கு போகணும் எந்த தொழில் பண்ணணும் எதுவுமே அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் படிக்கல ஆனால் ஒன்றே ஒன்று அவர் நினச்சார் என்ன நினச்சார் அப்படின்னு பார்த்தா நான் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி ட்ராவலிங்கில் இருந்தாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி நான் எங்கே இருந்தாலும் சரி மக்கள் என்னை தேடி வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு அடிக்கடி அந்த எண்ணங்களுக்கு அவர் சக்தி கொடுத்தாரு அந்த உணர்வுகளுக்கு அவர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருந்தார் மூணு வருஷத்தில் அவர் நினச்ச மாதிரியே நடந்தது அந்த மாதிரி ஒரு தொழில் அவருக்கு அமைஞ்சுது அவர் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி மக்களே தேடி வந்து காசு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அவருக்கு அமைஞ்சுது அவர் கேட்கும்போது அந்த எண்ணத்தை அவர் சிந்திக்கும் போது இது என்ன பிஸ்னஸ் என்ன வேலை அப்படின்னு தெரியாது ஆனால் அவர் நினச்ச மாதிரியே அப்படி ஒன்று அமைஞ்சுது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் சூப்பர் நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தொழில் அமைஞ்சிச்சு நம்ம வந்து அடுத்த டார்கெட்டு காரு வீடு நம்ம ஏற்கனவே நல்ல தொழில் அமையணும் அப்படின்னு நினச்சோம் பிரபஞ்சம் கிட்ட கேட்டோம் மூணு வருஷம் ஆச்சு ஓகே ஸோ அதுக்கு வந்து மூணு வருஷம் காருக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் வீட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுத்தாரு அந்த உணர்வுகளுக்கு சக்தி கொடுத்தாரு அவர் நினச்ச மாதிரியே மூணு வருஷத்தில் கார் வாங்கினார் அஞ்சு வருஷத்தில் வீடும் வாங்கிட்டார் அடுத்தது அவர் ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்காரு அவர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா என்னோட மனசில் நான் எது கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் மூணு வருஷம் ஆகும் அப்படின்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சு போச்சுங்க நான் அடுத்தது ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மூணு வருஷன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டைமு அது ஆறு மாதத்தில் நடக்கணுங்க அப்படின்னு அவர் கேட்டார் அவருக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணம் அவருக்கு ஒரு தடையாக இருந்தது விரைவில் எதையுமே அடைய முடியாது அப்படின்னு அவர் ஆழமாக நம்பினார் எனவே அந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி நீக்குவது அப்படின்னு தகுந்த ஆலோசனைகளை அவர்கிட்ட சொன்னேன் இதில் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணுங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் நாம் ஒன்று கேட்குறோம் அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கிற எல்லாருமே இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றதில் வந்து நீங்கள் அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்றது நான் சொன்ன விஷயத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எனவே எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றத மறந்துடுங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் நான் வந்து இப்போ ஜூன் மாதத்துக்குள்ளே வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு பிரபஞ்சம் கிட்டே சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாதா அது தவறான அணுகுமுறையா நம்ம ஒரு டேட்டையும் டைமையும் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு பிரபஞ்சம் கிட்டே கேட்குறீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது டிலே ஆச்சுன்னு வைங்களேன் ஜூன் மாதமும் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு மன விரக்தி அடையாமல் நீங்கள் ஒரு ஆகஸ்ட் மாதம் இல்லை ஒரு ஜூலை மாதம் அப்படின்னு அந்த டேட்டை மாற்றிக்கணும் சரிங்களா ஒருவேளை ஜூலையில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க இல்லை ஆகஸ்ட்டில் வீடு வாங்கிட்டீங்கன்னா கேட்டதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றியை சொல்லுங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாம் இந்த விஷயத்தை எப்போ கேட்டோம் இது நடந்து முடிக்க எவ்வளோ காலமாச்சு அப்படின்னு ஆராயறதை நீங்கள் நிறுத்தணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூனுக்குள்ளே வீடு வாங்குவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது நடக்கலை ஜூலைக்குள்ளே வாங்குவோம் அப்படின்னு ரெண்டாவது முறை சொன்னோம் அது நடந்துருச்சு எனவே எப்பயுமே நமக்கு வந்து முதல் முறை நடக்கிறது இல்லை ரெண்டாவது முறை தான் நடக்குது அதனால் முதல் முறையை நம்ம வந்து குறைவாக வச்சுப்போம் ஏன்னா முதல் முறை நடக்காது ரெண்டாவது முறை தான் நடக்கும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை அவங்களே எடுத்துருவாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வீணான ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா எனவே நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட கேட்குறீங்க ஒரு டைமுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மனதார நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி மனதார நன்றி நான் கேட்டதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இலக்கை நோக்கி நகருங்க சரிங்களா ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே கிடைக்கலன்னா ஒரு நியூ டைம் லைன் நீங்கள் கொடுங்க அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் அதிக சக்தி கொடுங்க அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் அதிக சக்தி கொடுங்க சரிங்களா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் கேட்டது கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ற கேள்வியையே நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களோட எண்ணங்களுக்கு சக்தி கொடுங்க உங்களோட உணர்வுகளுக்கு சக்தி கொடுங்க அந்த சக்தி அதிகமாக அதிகமாக நீங்கள் கேட்டது விரைவில் உங்களை வந்து சேரும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சத்தின் சக்தி எப்போதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க